வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அதாவது வாங்கலாமா விற்கலாமா என்ன பாயிண்டில் வாங்கலாம் என்னென்ன டார்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வரும் ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா December thirty first market market வந்து பையிங் ட்ரெண்டில் அப்படியே ஸ்லோவாக ஏறிட்டுருக்கு ஸோ இப்போ நம்ம டிசம்பர் தேர்ட்டித் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டிசம்பர் தேர்ட்டி எய்த் பார்த்தீங்க அப்படின்னா லெவன் தேர்ட்டி போல் மார்க்கெட் வந்து பைக்கால் வந்திருக்கு த்ரீ ஃபைவ் ஒன் எயிட்டில் ஸோ அங்கேருந்து மார்க்கெட் கண்டினியூ ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் வரும் செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வரும் உங்களுக்கு இது இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம் இப்போ இந்த ப்ரீவியஸ் டேயில் பார்த்தீங்கன்னா குரூட் ஆயிலில் வந்துட்டு நைன் தேர்ட்டி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு three five two eight sell call வந்ததுக்கப்புறம் ஏறினாலும் மார்க்கெட் ஸ்டாப்லாஸ் ட்ரிகர் ஆகாமல் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு த்ரீ ஃபைவ் ஒன் ஜீரோ வரைக்கும் ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிட முடியும் இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா கால் வந்திருக்கு எயிட் ஃபிஃப்டீனுக்கு த்ரீ ஃபைவ் ஒன் நைனில் அது பார்த்தீங்கனாலும் மார்க்கெட் வந்து த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் வரைக்கும் ஏறி இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக பையிங் ட்ரெண்ட் செல்லிங் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் பை பண்ணலான்னா க்ரீன் கலர் செல் பண்ணலான்னா ரெட் கலர் அப்படின்ற மாதிரி வரும் உங்களுக்கு இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் பார்க்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு வந்திருக்கு த்ரீ ஃபைவ் ஃபோர் செவனில் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரிஸ் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு நிறையா என்ட்ரிஸும் கிடைக்கும் ஈவன் ஸ்டாப் லாஸஸ் ட்ரிகர் ஆனாலும் அடுத்தடுத்த என்ட்ரியில் உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணிக்க முடியும் அதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் தேங்க்யூ